வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் எல்லாருடைய கனவும் நினைவாகிறதில்லை கனவு தான் முயற்சி பண்ணணும் சில முயற்சிகள் வெற்றி தரும் சில முயற்சிகள் வெற்றி தராது ஆனால் முயற்சிகளை என்றைக்குமே கைவிற்றக்கூடாது ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் வாங்க அப்படி என்னதான் நடக்குதுன்னு வாழ்ந்து பார்ப்போம் டே குட்டி நானும் பார்த்துட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் கிஞ்சி போன சட்டையை போட்டுட்டு வரேன் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தர்றதுக்கு அப்பா அம்மா இருக்காங்க எனக்கு யாரா இருக்காங்க பாட்டி மட்டும்தான் இருக்காங்க சாரிடா இனிமேல்ட்டு கிஞ்சி போன சட்டையெல்லாம் போடாத நான் உனக்கு சட்டை வேணா தரேன் எனக்கு சட்டையை கொடுத்துட்டு நீ என்னென்ன பண்ணுவேன் என்கிட்ட மூணு சட்டை இருக்கு நான் ரெண்டு போட்டுக்கிறேன் உனக்கு ஒன்று தரேன்டா நம்ம இப்போதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சரியா ம் சரிடா டே குட்டி நீ பெரிய நாய் என்னடா ஆகுவ எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்கடா எங்கள் அப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால நானும் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகலாம் சூப்பர்டா தெரிஞ்சவர் கம்பி அதான் நம்மளோட இலக்கு நிகழ்ச்சி தொடுவியா எங்க இந்த தொப்பையை வச்சுட்டு பார்ப்போம் பார்ப்போம் ரெடி ஆ த்ரீ டூ ஒன் ஏ பா பாபா ஐயோ இந்த தொப்பைக்கு எங்கே ஓடுறது இவன் எப்படி ஓடுறானே ஏ குட்டி டேய் இப்போ என்னால் முடியல இது ஃபிசிக்கல் டெஸ்ட் வர இப்படி தான் பாஸ் பண்ண போகிறேன் திருவிழா குட்டி அதான் ட்ரைனிங் பண்ண சரியா ஓகேவா நீ இருக்க நம்பிக்கை தான் ஓடிட்டு இருக்கேன்டா குட்டி திருவாடி நான் சரியா அண்ணா உங்களுக்கு லெட்டர் வந்திருக்குண்ணா பாரு சொல்ற தம்பி லெட்டர் வந்திருக்குண்ணே குட்டி எனக்கு லெட்டர் வந்துருக்குடா குட்டி போறியா பாரு குட்டி டிசம்பர் பத்தா டேய் அதே எனக்கு போலாம் டிசம்பர் குட்டியும் ஆசிரும் வளமை போல சந்தோஷமாக பைக்கில் போயிட்டு இருந்தாங்க இது வரைக்குமே சந்தோஷத்தை பார்த்தவங்க அவங்களோட வாழ்க்கையில் திருப்பு முனையாக ஒரு நாள் வருது அந்த நாள் தான் டிசம்பர் ஃபர்ஸ்ட் இன்னும் இருக்கிறதே அவங்க ரைனிங் போகிறதுக்கு வெறுமையே பத்து நாட்கள் அதற்குள் இப்படி ஒரு திருப்பு முனை நடக்கும் என்று அவர்கள் நினைத்தே பார்க்கவில்லை தொடரும்